ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூபர்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மொபைல்லையே எடிட் பண்ணுறதுக்கு இருக்கிற சாஃப்ட்வேருக்கு பேர் தான் கைன் மாஸ்டர் அந்த கைன் மாஸ்டரோட ஃப்ரண்ட் லே அவுட்டில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இதில் லெஃப்ட் சைடில் ஆரஞ்சு கலரில் வட்ட பட்டன் இருக்குது ப்ளஸ் மார்க் போட்டு இந்த பட்டனில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் எம்டி ப்ராஜெக்ட்னு ரெண்டு வருது இதில் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் நமக்கு தேவையில்லை எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டோன்னு சொன்னால் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த பேஜுக்கு வந்துடுவோம் இந்த பேஜில் கருப்பு கலர் கட்டமாக இருக்கிறதுல தான் நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோஸ் வரும் அந்த கட்டத்துக்கு கீழே இருக்கிற அந்த போர்ஷனு ஆரஞ்சு கலர் லைன் இருக்கிற இடத்துக்கு பேர் இதுக்கு பேர் டைம் லைன் அந்த ஆரஞ்சு கலர் கோடு ஒரு சன்னமாக ஒரு கோடு இருக்குது அதுக்கு மேலே ஜீரோ ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது இந்த கோட்டுக்கு பேர் ப்ளே ஹெட்டு இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் எத்தனை செகண்டில் வீடியோவில் எங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த நம்பர்ஸ் இது இல்லாமல் வலது பக்கம் சில பட்டன்ஸ் இருக்குது கேமரா கேம் கார்டர் இந்த நடுவில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரும் கேமரா கேம் கார்டர் இது வந்து லைவாக நம்ம வீடியோ எடுத்து அப்போவே எடிட் பண்ணுறதுக்கு இது வந்து இப்போ பிகினிங்கில் இதெல்லாம் தேவையில்லை நமக்கு நமக்கு அதை சுற்றி இருக்கிற நாலு பட்டன்ஸ் வேணும் டாப்பு டாப் ரைட் கார்னரில் இருக்கிற அந்த கட்டம் போட்டு ஏரோ மார்க் போட்டிருக்குது இது வந்து நீங்கள் வெளியே மெயின் மெனுக்கு போகிறக்கு யூஸ் ஆகும் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வெளியே வந்துட்டேன் திருப்பியும் வந்து இந்த orange colour plus button click பண்ணி எம்டி ப்ராஜெக்ட் கிளிக் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் இதுதான் எம்டி ப்ராஜெக்ட் இதில் முதல்ல வந்து கீழே இருக்கிற ப்ளே பட்டனும் நீங்கள் ஒரு வீடியோவை ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த கீழே இருக்க ப்ளே பட்டன் ஒர்க் ஆகும் நான் இப்போ வந்து சாம்பிளுக்காக ரியா சமையல் என்னோடய மிஸ்ஸஸ் உடைய வீடியோஸ் எடிட்டிங் பண்ணுறத நான் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு எப்படி ட்ரிம் பண்ணுறது எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல கற்றுக் கொடுக்குறேன் அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீடியா ப்ரௌசர் டாப்பில் இருக்கிற மீடியா ப்ரௌசர் ஒன்று இருக்குது ஆடியோ அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து கீழே வந்து வாய்ஸ் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக தனியாக பேசி ஏதாவது ஆட் பண்ணோன்னா இந்த வாய்ஸுங்கிறது தேவைப்படும் அதே மாதிரி லேயர்ஸ் இருக்குது இந்த கீழே நீங்கள் கிளிப்பிங்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த லேயர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் இப்போ நம்ம மீடியா ப்ரௌசர் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் என்னோடய ஃபோனில் அது எங்கே வீடியோஸ் இருக்குதோ அந்த வீடியோஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற வீடியோஸை நான் வந்து டைம்லைனுக்கு கொண்டு வர முடியும் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு முகலாய் சிக்கன் அப்படிங்கிற அந்த வீடியோ முகலாய் சிக்கன்லேருந்து ஒரு கிளிப்பிங் சாம்பிளுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன் அதில் இந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த வீடியோ ப்ளே ப்ளே ஹெட்டில் வந்துருச்சு டைம் லைனில் வந்துருச்சு இதை ஓகே பண்ணுறக்கு மே மேலே ரைட் கார்னர் டாப் ரைட் கார்னரில் வட்டமாக ஏரோ மார்க் போட்டுக்கிறது தான் ஓகே ஓகே கொடுத்து உள்ளே வந்துட்டு இந்த இந்த கிளிப்பிங்கோட இந்த கிளிப்பிங் வந்து போர்ட்ரைட்டில் எடுத்துருக்குறாங்க எப்போவுமே நம்ம வந்து யூடியூபுக்கு வீடியோ செய்யும்போது நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுக்கணும் ஃபோனை வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து யூடியூபோட ஸ்க்ரீன் வந்து போர்ட்ரைட்டில் இருக்குது நம்ம வந்து டிக்டாக்கு அந்த மாதிரி வந்து நேராக டிக்டாக்கில் வர மாதிரி நேராக எடுக்கக்கூடாது அதனால் இதை முதல்ல ரொட்டேட் அண்ட் மிரரிங் இப்போ இந்த கிளிக்கை செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த கிளிப்ஸை கிளிப்பை டைம்லைனில் இருக்கிற இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மஞ்சள் கலரில் அவுட்லைனோட வரும் கீழே செ கிளிக் பண்ணேன்னா போயிடுச்சு இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன்னா அதுக்கு அந்த கிளிப்புக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வருது ட்ரிம் பண்ணுறது க்ராப் பண்ணுறது அதே மாதிரி volume clip graphic speed control rotate mirroring colour filter colour adjustment volume envelope audio filter vignette இப்படி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நாம் பொறுமையாக ஒ ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல இதை ரொட்டேட் அண்ட் மிரரிங் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி இதை திருப்பிடுறேன் திருப்பிட்டு மேலே ரவுண்டு டிக் மார்க் மாதிரி இருக்கிற அந்த ரவுண்ட் பட்டன் தான் ஓகே அந்த ஓ ஓகே பட்டன் கிளிக் பண்ணிடுறேன் அதே மாதிரி எப்போவுமே ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே இதில் செட்டிங்ஸில் டிஃபால்ட்டாக போய் செட்டிங்ஸ் லெஃப்ட் சைடில் இந்த பள்ளு சக்கரை மாதிரி இருக்கிறது தான் செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆடியோ ஃபேட் அவுட்டுன்னு இருக்குது இதில் டிஃபால்ட்டாக வந்து ஆனில் இருக்கும் இந்த ஆடியோ ஃபேட் அவுட்டுங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிங்க ஏன்னு சொன்னால் ஆடியோஸு நம்ம ஆடியோஸ் வந்து வீடியோவில் இருக்கிற ஆடியோ ஆரம்பத்தில் நல்லா சத்தமாக இருக்கும் இந்த ஆடியோ ஃபேட் அவுட் ஆனில் இருந்துச்சுன்னு சொன்னால் போக போக கம்மியாகி ஆடியோவே இல்லாமல் போயிடும் அதனால் இந்த ஆடியோ ஃபேட் அவுட்டுங்கிறத முதல்ல வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போய் வட்டத்தில் இருக்கிற அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க அதே மாதிரி ரெண்டாவது யூடியூப்புக்கு வால்யூம் வந்து வாய்ஸ் வந்து நல்லா சவுண்டாக இருக்கணும் நல்லா சத்தமாக இருந்தால் தான் ரொம்ப கேட்கவே முடியாத சவுண்டில் வீடியோஸ் போட்டிங்கன்னு சொன்னால் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அதனால் நான் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணி வால்யூம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டில் இருக்குது வால்யூம் வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிக்கிறேன் அப்படியே டபுள் த டைம் வால்யூமை என்ஹான்ஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி திருப்பியும் அந்த கிளிப்பை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னு சொன்னால் இதை இந்த ஆப்ஷனில் வால்யூம் என்வலப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் இது இது என்னன்னு சொன்னால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வால்யூம் இந்த இந்த ஒரு லைன் வருது பாருங்கள் நீங்கள் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இதை ஏற்றும் போது இறக்கும் போது ஒரு லைனு இதாகுது இப்போது கிளிப்போட பிகினிங்கில் ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் கிளிப்போட எங்கே வச்சு பண்ணிங்கனாலும் நான் உதாரணத்துக்காக செஞ்சு காமிக்கிறேன் வால்யூம் என்ன வளர்ப்பை இங்கே வச்சு செஞ்சிங்கன்னா இங்கே ஒரு மார்க் வந்து இந்த இடத்துலேருந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இங்கேருந்து டவுன் ஆகும் அப்போது நான் இது உதாரணத்துக்காக செஞ்சு காமிச்சேன் நீங்கள் வந்து இந்த இதையும் செலக்ட் பண்ணி மேலே ஏற்றிடுங்க இது மாதிரி அந்த கிளிப்போட கடைசி எண்டு வரையும் போய் வால்யூமை ஃபுல்லாக ஏற்றிடுங்க ஏற்றிட்டிங்கன்னா வால்யூம் ஃபுல்லாகிடும் இப்போது இந்த டைம் லைனை நம்ம விரலில் வச்சு தள்ளி தள்ளி இப்படி நகர்த்திட்டு போகலாம் இப்போ நீங்கள் இது இது மொத்தமாக எயிட் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கிற ஒரு கிளிப்பிங் இப்போ இந்த ரெட் கலரில் ப்ளே ஹெட்டுக்கு ப்ளே ஹெட்டு இருக்கிற இடம் எந்த எத்தனாவது செகண்டில் எத்தனாவது நிமிஷத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற தகவல் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்கும் டிஸ்பிளே பண்ணுது அதே இது ரைட் சைடு ப்ளே பட்டனுக்கு கீழே இருக்கிற டைம் லைனில் இருக்கிற அந்த நிமிஷம் வந்து டோட்டலாக இப்போ எவ்வளோ எத்தனை கிளிப்ஸ் ஏற்றிருக்கிறோம் டோட்டல் எத்தனை நிமிஷம் இந்த நம்ம இப்போ எடி இந்த ப்ராஜெக்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வெள்ளை கலரில் இருக்கிற எழுத்து சொல்லுது நாம் இந்த டைம் லைனில் இந்த கிளிப்புகளுக்கு கிளிப்புகளுக்கு நடுவில் போகிறக்கு டாகில் பண்ணி போகிறக்கு bring to front send to back ஃபஸ்ட்டுக்கு வந்துடலாம் லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதை தான் கிளிக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் லெஃப்ட் சைடு ஏரோ மார்க்கு அந்த ஏரோ மார்க் பட்டன் கிளிக் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கும் கடைசிக்கும் வந்துட்டுருக்குறேன் அடுத்ததாக நம்ம இப்போது இதை எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல இந்த வீடியோவை கொஞ்சம் ஓட விடணும் ஓட விட்டுட்டு ஆக்சுவல் வீடியோ எப்படி இருந்துச்சு எடிட்டிங் பண்ண எப்படி அதை அதை வந்து எப்படி ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணணும் தேவையில்லாத பல சீன்ஸ் வந்திருக்கும் அந்த தேவையில்லாத சில ப்ளூப்பர்ஸ் இருக்கும் தப்பாக சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஆயிருக்கும் இதையெல்லாம் வந்து தேவையில்லாததெல்லாம் எங்கெங்கே கட் பண்ணணும் கட் பண்ணி எங்கே சின்னது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவை எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்துக்கலாம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அதை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத செஞ்சு காமிக்கிறேன் இப்போ நம்ம இதை ப்ளே பட்டன் கொடுத்துட்டு இது ஆன் ஆகி ஓடுது கிச்சனில் இப்போ அவங்க வந்து கேமரா செட் பண்ணுறதெல்லாம் பதிவாயிட்ருக்குது இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம் twenty two seconds eight masala வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு டேபிள் கிட்டத்தட்ட தேர்ட்டி செகண்ட்ஸ் பாருங்கள் ப்ளே ஹெட்டில் தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்குது தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு முன்னாடி தேர்ட்டி செகண்ட்ஸ் அன்வான்டு வீடியோ தான் இருக்குது இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ எங்கேருந்து பே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மசாலா வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் தேர்ட்டி ஒன் செகண்டுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வரும் என்ன விட்றேன்னு சொல்கிறாங்க அரை இன்ச் அளவுக்கு பட்டை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன் அப்புறம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு அதை போட்டுட்டாங்க அதோட நமக்கு போதும் அதுக்கப்புறம் இந்த அன்வான்டாக சில செகண்ட்ஸ் வந்து இதை காமிச்சிட்டு சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து சேர்த்துற இந்த அளவோட போதும் இதுக்கப்புறம் ரெண்டு மூணு செகண்ட்ஸ் ஓடும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு டோட்டலாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படுது நான் இதில் பாதியை மட்டும் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அதையும் இதோட சேர்த்துலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் நல்லா பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா அரைக்கத்தான் போகிறோம் அதனால் மசாலா நல்லா வதங்கிடுச்சு பண்ணிடலாம் இது நல்லா ஆறணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறணும் அப்படிங்கிற வரையும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் இருக்குது நாம் இந்த போர்ஷனை மட்டும் எப்படி ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது நான் இதில் மீதி இருக்கிற கிளிப்ஸை இப்போ நான் இதை செல செலக்ட் பண்ணிட்டேன்னா எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிடும் செலக்ட் பண்ணேன்னா பாருங்கள் எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிரும் நான் அந்த கீழே டைம்லைனில் இருக்க கிளிப்பை செலக்ட் பண்ணவனையே சைடில் வந்து எடிட் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும் நான் இப்போ அந்த கீழே இருக்க கிளிப்பை செலக்ட் பண்ணுறேன் எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அதில் மேலே வந்து கத்திரிக்கோள் சிம்பிளோட இருக்கிறது தான் ட்ரிம் பண்ணுற உள்ள டூல் அந்த ட்ரிம் பண்ணுற டூலை நான் செலக்ட் பண்ணுறேன் கத்திரிக்கோளை செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணி ட்ரிம் பார் ஸ்ப்ளிட்டு அப்படிங்கிற ஆப்ஷனில் உள்ளே வந்திருக்கிறேன் இதில் வந்து அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் முதலாவது இருக்கிறது trim to left of play head நம்ம ஆரஞ்சு கலர் ப்ளே ஹெட் இருக்குதே ப்ளே ஹெட்டுக்கு முன்னாடி இருக்கிறத அன்வான்ட் கிளிப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ட்ரிம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ளே ஹெட்டுக்கு பின்னாடி வர லெஃப்ட் சைட் ரைட் சைடு இருக்கிற நம்ம ஹெட்டோட ரைட் சைடு இருக்கிற அன்வான்ட் கிளிப்ஸை கட் பண்ணுறக்காக ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது மூணாவது ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் அப்படிங்கிறது நாம் எந்த இடத்துல அந்த ப்ளே ஹெட் இருக்குதோ அந்த அந்த கிளிப்ஸை ரெண்டாக வெட்டி ரெண்டு கிளிப்பாக தனித்தனியாக ரெண்டு பிளே ஹெட்டாக ஆக்கிரும் அதுதான் அந்த மூணாவது ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் வந்து நம்ம இந்த கிளிப்பில் இருக்கிற ஆடியோவை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்துரும் அஞ்சாவது ஆப்ஷன் இருக்குது split and insert freeze frame ரெண்டாக வெட்டிட்டு நடுவில் வந்து ஒரு ஃப்ரீஸ் பண்ண ஒரு ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணுறது இந்த அஞ்சு ஆப்ஷன் இருக்குது இதில் இப்போது நான் இந்த ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எட்டு செகண்ட் எட்டரை செகண்டில் ரெண்டு செகண்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ஆறு செகண்டை வெட்டி எழுதி போகிறேன் அதுக்கு நான் ரெண்டாவதாக இருக்கிற இந்த ஆப்ஷனில் ரெண்டாவதாக இருக்கிற trim to right of play head அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம ப்ளே ஹெட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறோம் நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன் இப்போது அது போயிடும் இப்போ நான் நாம் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம முன்னாடி போய்க்கலாம் இப்போ பாருங்கள் டோட்டலாக நம்ம பிளேஹெட்டில் இருக்கிற டோட்டல் கிளிப்போட செகண்ட் வந்து டூ செகண்ட் காமிக்கிது இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற லெட்டர்ஸில் தெரிகிறது நம்ம எந்த இடத்துல பிளேஹெட் நிற்கிதுங்கிற அந்த செகண்ட்ஸை காமிச்சிட்ருக்குது இப்போ இதில் திருப்பியும் வந்து நம்ம இதை பிளே கொடுப்போம் முப்பது செகண்ட் வரையும் இதெல்லாம் தேவையில்லாத அன்வான்ட் கிளிப்ஸ் தான் போயிட்டு இருக்குது முப்பத்தி ஒரு செகண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இதை ஸ்டாப் பண்ணி பஸ் பண்ணிவிட்டு இருபத்தி ஏழாயிடுச்சு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்றாவது செகண்டில் தான் மசாலா வதக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம முப்பது முப்பது புள்ளி எட்டில் நிறுத்திட்டு நம்ம நான் இப்போ வந்து அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணுறேன் கத்திரிக்கோள் சிம்பிளை செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணுறக்கு போக போனேன் நான் இப்போ இந்த சிசர் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன் ட்ரிம்பர் ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷனுக்கு உள்ளே வந்துட்டேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் தான் நம்ம இப்போ நமக்கு வேணும் அதாவது ப்ளே ஹெட் வந்து முப்பது முப்பது புள்ளி ஒம்போதுங்கிற செகண்டில் நிற்கிது அதுக்கு முன்னாடி இருக்கிற அன்வான்ட் கிளிப்ஸை நம்ம வெட்டி எறிஞ்சிருவோம் நான் இப்போ first option trim to left of play ஹெட்டுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி முன்னாடி இருக்கிறதெல்லாம் வெட்டி எறிகிறேன் வெட்டியாச்சு இப்போ ஒன் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் ஆயிடுச்சு மொத்த கிளிப்பு மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு டேபிள் நான் இப்போ அதை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் ப்ளேங்கிற இந்த ப்ளே பட்டனை அமுத்துறேன் அது ப்ளே ஆகுது மசாலா வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விடுறேன் எண்ணெய் விடுறேன் அப்படிங்கிறதோட இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அதாவது மூன்றரை செகண்டில் இந்த இடத்துல நம்ம கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு சிசர் சிம்பிளை செலக்ட் பண்ணுறோம் கத்திரிக்கோலை ட்ரிம் பார் ஸ்ப்ளிட்டுக்குள்ளே வந்தாச்சு இங்கே இந்த கிளிப்பை ரெண்டாக வெட்டுறோம் நடுவில் வெட்டுறோம் அதுக்கு மூணாவது ஆப்ஷன் ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட்டுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணவுடனே அது தனியாக துண்டாக போயிடுச்சு மேலே இருக்க வட்ட சிம்பிள் ஓகே சிம்பிளை கிளிக் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணவுடனே வெளியே வந்துட்டேன் எனக்கு திருப்பியும் இதை ப்ளே பண்ணுறேன் ப்ளே பட்டன் அமுத்துறேன் இப்போ தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துகிட்டு வராங்க அது சொல்கிற இடத்துல கரெக்டாக எத்தனாவது செகண்டில் சொல்கிறாங்களோ அங்கேருந்து அரை இன்ச் அளவுக்கு இப்போ சிக்ஸ் பாயிண்ட் செவன் செகண்டில் அது அரை இன்ச் அளவுக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ இன் திருப்பி இப்போ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லோ கலரில் பார்டர் வந்துருச்சு பாருங்கள் மார்க் வந்துருச்சு இப்போ சிசர் இருக்க சிம்பிள் கத்திரிக்கோள் சிம்பிளுக்கு போகிறேன் இது இந்த ப்ளேஹெட்டுக்கு ஹெட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறத தேவையில்லாத அந்த இதை வந்து நான் எடிட் பண்ணுறேன் ட்ரிம் பண்ணுறேன் ட்ரிம் டு லெஃப்ட் ஆஃப் ப்ளேஹெட்டுங்கிறத ஹெட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிவிட்டேன் அதை வெட்டிடுச்சு இப்போ மேலே இருக்கிற வட்டம் டிக் மார்க் இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணி வெளியே வந்துட்டேன் திருப்பியும் இப்போ நான் ப்ளே கொடுக்குறேன் அரை இன்ச் அளவுக்கு பட்டை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதோட இதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல நான் இதை கட் பண்ண போகிறேன் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டேன் கத்திரிக்கோளை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட்டுங்கிற மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அது ரெண்டாக வெட்டிடுச்சு மேலே ஓகே கொடுத்து வெளியே வரேன் திருப்பி ப்ளே பட்டன் கொடுத்து ப்ளே கொடுக்குறேன் ஓட ஆரம்பிக்கும் இதெல்லாம் அன்வான்டு அடுத்தது வெங்காயத்தை கொண்டு வரோம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் வெங்காயம் எடுத்துருக்கிறேன்னு சொல்கிறாங்க மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் அதாவது பதினாலாவது செகண்டில் பதினஞ்சாவது செகண்டில் வந்து சொல்கிறாங்க மீடியம் சைஸ் வெங்காயம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த செகண்ட்ஸ் நமக்கு தேவையில்லை கிளிக் கிளிப்பை செ செலக்ட் பண்ணுங்கள் எல்லோ கலர் மார்க்கிங் வந்துருச்சு சிசரோட சிம்பிளை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் ட்ரிம் பண்ணுறக்கு ஸ்ப்ளிட்டை இதுக்கு வந்து first option trim to left of play ஹெட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் முன்னா ப்ளே ஹெட் இருக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு பிளேஹெட்டோட லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி அறிஞ்சிடலாம் வெட்டியாச்சு இப்போ மேலே மேலே ஓகே சிம்பிள் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிவிட்டு திருப்பியும் இப்போ வந்தோம்னா ப்ளே கொடுக்குறேன் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சே அதையும் இதில் சேர்த்துக்கலாத்தோட நிறுத்திட்டேன் கிளிப்பை செலக்ட் பண்ணேன் சீசர் சிம்பிளை செலக்ட் பண்ணி உள்ளே போகிறேன் split at play head click பண்ணி ரெண்டாக வெட்டிட்டேன் ஓகே கொடுத்துட்டேன் திருப்பியும் ப்ளே கொடுக்குறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் பதிமூணு புள்ளி ஆறுலேருந்து பதினாறு புள்ளி அஞ்சு செகண்டு ஒரு மூணு செகண்டுக்கு எதுவும் இல்லை அந்த மூணு செகண்ட் தேவையில்லாத மூணு நாலு செகண்டை வெட்டிடலாம் இப்போ பதினாறு புள்ளி ஒன்றில் வச்சுட்டு நான் ச கிளிப்பை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் சிசரை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு பிளே ஹெட்டை ப்ளே ஹெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத வெட்டிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதக்கிறத வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்கிறதோடவே நிறுத்திக்கலாம் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இப்போ செலக்ட் பண்ணி கத்திரி செலக்ட் பண்ணி ஸ்ப்ளிட்டட் ஹெட் ஓகே கொடுத்துட்டேன் திருப்பி ப்ளே கொடுக்குறேன் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் எப்போ கொண்டு வராங்க டுவெண்ட்டி செகண்ட் இருக்கும்போது அரை டீஸ்பூன் சீரகம் வருது அந்த அந்த டுவெண்ட்டி செகண்டில் இருந்து செலக்ட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோலை செலக்ட் பண்ணி முன்னாடி இருக்கிறத வெட்டிட்டேன் அரை இன்னும் கொஞ்சம் கூட வெட்டிக்கலாம் ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் ஸ்பூன் வந்ததுக்கப்புறம் தான் சொல்லலாம் sixteen point one sixteen point ஒன்லேயே கட் பண்ணிக்கலாம் முன்னாடி இருக்கிறத கட் பண்ணிட்டேன் ஓகே கொடுக்குறேன் ப்ளே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இதோட நிறுத்திடுங்க சீரகம் சேர்த்துக்கலாம் இங்கே கட் பண்ணுங்கள் அடுத்ததாக என்ன வருது இங்கே இதை வந்து கொஞ்சமாக வறுக்கிற மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இந்த டிஷ்க்கு டோட்டலாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து தேவைப்படுது நான் இதில் பாதியை மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்படி சொல்கிறாங்க இதை வந்து இந்த டிஷ்ஷுக்கு அப்படின்னு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்கிறத பார்ப்போம் இந்த டிஷ்க்கு டுவெண்ட்டி ஒன் செகண்டில் ஆரம்பி வருது இந்த டிஷ்ஷுக்கு அப்போது டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோரில் போயிட்டு முன்னாடி இருக்க கட் பண்ணிடலாம் இந்த டிஷ்க்கு டோட்டலாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படுது நான் இதில் பாதியை மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன் இதோட கட் பண்ணிடுங்க இதோட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் முந்திரி போடுறாங்க தக்காளி போடுறாங்க இப்படி ரெண்டு நிமிஷம் இருந்த அந்த கிளிப்பிங்ஸை இன்னும் கம்மி பண்ணிட்டோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ உங்களுக்கு எப்படி செய்வோம் செஞ்சு கொடுக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் நான் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பெண்ட் பண்ணால பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பத்து முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்கிறத முந்திரி பருப்பு கொண்டு வராங்க பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இங்கே நிறுத்திட்டு இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன் திருப்பி தக்காளி போடுவாங்க அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்க கட் பண்ணணும் நிறுத்திடலாம் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி அப்படின்னு சொல்ல வராங்க அந்த இடத்துல மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்துருக்கா அதை இதில் சேர்த்துக்கலாம் அதை மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதோட நிறுத்திடலாம் தக்காளி போடுறத காமிச்சேன் இதோட நிறுத்திட்டேன் ஸ்ப்ளிட்டட் ட்ரிம் இப்போது இதுக்கப்புறம் தக்காளியாக வதக்குவாங்க அதெல்லாம் பெரிய பெரிய க்யூபாக கட் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணுவேன் அதெல்லாம் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அரைக்கட்டாக போகிறோம் அதனால் இதோட இங்கே நிறுத்திக்கலாம் இப்போ கடைசியாக இருக்கிற நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அன்வான்டாக இதெல்லாம் கட் பண்ணி மசாலா நல்லா அப்படின்னு சொல்கிறது இங்கேருந்து ஆரம்பிச்சிடும் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறத கட் பண்ணிடலாம் ஆஃப் ஆறணும் இந்த மாதிரி இப்போது இது இந்த கிளிப்போட total length forty nine seconds forty nine point eight fifty செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இருந்த கிளிப்பை தே அன்வான்டாக இருந்த ஏரியாஸ் எல்லாம் போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபிஃப்டி செகண்ட்ஸாக கம்மி பண்ணியிருக்கிறோம் இதுதான் கைன் மாஸ்டரில் பண்ணுற எடிட்டிங் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்